ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மில்க் கேக் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நான் ஹாஃப் லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன் இது ஃபுல் ஃபேட் மில்க் இது வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து பா பாயில் ஆன உடனே ஒரு ஸ்வீட்னஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சர்க்கரை போட்டுக்கோங்க நான் ஒரு நாலு ஸ்பூன் சர்க்கரை போடுறேன் உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சக்கரை போட்டுக்கோங்க இப்போ நாலு டே நாலு டேபிள் ஸ்பூன் சக்கரை போட்டிருக்கேன் நான் இது சக்கரை கரையிட்டோம் அதுக்குள்ளே ஒரு ட்ரேயில் வந்து கொஞ்சம் கீ தடவி கீயாவது பட்டராவது தடவி வச்சுக்கோங்க இப்போ இது சக்கரை கரைஞ்சிருச்சு இப்போ வந்து இது நாலு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் வந்து நான் கொஞ்சம் பால் ஊற்றி இதை கரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஊற்றிட்டு அப்படியே வந்து கலரி விடுங்க நீங்கள் அப்படியே கார்ன்ஃப்ளவர் போட்டிங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும் இப்பயே பாருங்கள் எவ்வளோ திக்காக ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க மெதுவாக கலக்கிட்டுருங்க நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதில் வந்து நான் ஆல்மண்ட்ஸ் பிஸ்தா கேஷ்யூஸ் இதை போட்டுட்டேன் அதுக்கப்புறம் black raisins raisins tutti frutti உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ என்ன நட்ஸு அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதனால் எது பிடிக்குமோ அது வந்து நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம் உங்கள் கஸ்டர்ட் பவுடர் இருந்தாலும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கஸ்டர்ட் பவுடர் போட்டுக்கலாம் நான் வெறும் கார்ன்ஃப்ளவரில் தான் செய்கிறேன் கைவிடாமல் கலருங்க இது மாதிரி வரும்போது கொஞ்சம் திக்காக வருது பாருங்கள் ரொம்ப வந்து ஃப்ளோ ஆகலை இப்போ இந்த திக்காக இருக்கும் போது நம்ம கண்டெய்னரில் இதை வந்து நம்ம கண்டெய்னரில் போட்டுக்கலாம் நல்லா நல்லா திக்காயிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சி இது அப்படியே பிடிச்சி விழுது பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சி நம்ம எடுத்துருவோம் இப்போ நம்ம கண்டெய்னருக்கு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து அப்படியே ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே நட்ஸால் நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம் இது சூடாக இருக்கும் போதே வந்து நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா செட் ஆகிடுச்சு இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஒரு டூ ஹவர்ஸ் வைக்க போகிறேன் வச்சுட்டு நான் அப்புறம் பார்க்கலாம் இப்போ நான் ஃப்ரீசரில் வந்து ஒரு ஒன் ஹவரில் எடுத்துட்டேன் நல்லா கட்டிடுச்சு நல்லா வந்து செட் ஆகிருக்கு இப்போ வந்து நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஒரு சிம்பிள் வெறும் நமக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் தான் வந்து போட்டோம் மில்க்கும் கார்ன்ஃப்ளவர் தான் சூப்பராக வந்திருக்கு நம்ம மில்க் ஃபுட்டே நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் மில்க் கேக் எப்படி இருந்தது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஒரு சிம்பிள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்